அப்போ நல்லா பாருங்க இப்போ சனி பகவானும் கேது பகவானும் தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பங்கு வகிக்கிற இரண்டு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த பயப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த சனி பகவானுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்ற எல்லா கிரகத்துக்கும் வேற வேற ரோல் இருந்தாலும் இந்த கர்ம வினை அப்படின்னு எடுக்கக்கூடிய ரோல் வந்து சனி பகவான் கிட்ட தான் இருக்கு அதனால தான் இந்த ஏழரை சனி வரும்போது அவங்களோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ கொடுப்பாரு அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மிஞ்சி போச்சுன்னா ஒரு நூத்தி இருபது ஆண்டு தாண்டி அவனால இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கிரகத்துக்கும் அதாவது மொத்தம் ஒன்பது கிரகத்துக்கும் பல வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மனிதனுக்கு மோட்சம் அப்படின்னாலே அந்த நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல தான் போய் நம்ம அந்த திதி கொடுப்போம் அப்போ இந்த ஒருத்தர் இறந்தாலோ அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்க போனாலும் எந்த மாதிரி இடங்கள்ல போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நீர் சார்ந்த இடங்கள்ல தான் கொடுப்போம் அந்த ஆற்றுப்பகுதி அந்த குளம் சார்ந்த பகுதிகளில் ஏரி பகுதிகள் அந்த மாதிரி தான் கொடுப்போம் ஏன்னா அது நீர் தத்துவம் அப்படின்றதுனால அப்போ அந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னால் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கர்மாவுக்கு அவர் தான் வந்து முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கு எதுவும் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியும் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கர்மாவும் இல்லாமல் இதற்கப்புறம் எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடிய கர்மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஈஸியாக மோட்ச நிலையும் சரி முக்தி நிலையும் சரி ஈஸியாக அடையலாம் வாங்கி வந்த கர்ம பண்ணிக்கல மொத்தத்தையும் அழிக்க முடியாது பட் அதோட வீரியத்தை கம்மி பண்ணிக்கலாம் எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழைக்கிறான் மாதவன் ரொம்ப சரியான விளக்கம் கொடுத்துருந்தீங்க தம்பி ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட வீடியோ எல்லாமே ஷார்ட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கீங்க இது எல்லாமே நாங்கள் வந்து கிடச்சிருக்கு இது சப் தப்பு பண்ணுனா கூட இதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நீங்கள் சொன்னதை வச்சுட்டு சரியான பாதையில் போகிறதோன்றத புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணாலும் இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் கேட்டாலும் இந்த வீடியோ என்பது புரியாது ஸோ முழுமையாக பார்த்துருங்க ஸ்பிரிச்சுவல் ட்ராவலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சனி பகவானை பற்றி தான் இந்த சனி பகவானை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா பல பேர்கிட்ட பல கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு சனி பகவான் வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் இல்லை கண்டக சனியாக இருக்கட்டும் இல்லை அஷ்டம சனியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட் இந்த பயப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த சனி பகவானுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது ஒரு மனிதனுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு நல்வினையும் தீவினையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது சனி பகவான் மற்ற எல்லா கிரகத்துக்கும் வேற வேற ரோல் இருந்தாலும் இந்த கர்ம வினை அப்படின்னு எடுக்கக்கூடிய ரோல் வந்து சனி பகவான் தான் இருக்கு அதனால தான் இந்த ஏழரை சனி வரும்போது அவங்களோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ கொடுப்பாரு எப்பயுமே இந்த ஏழரை சனினா வந்து கெட்டது மட்டும் நடக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி இந்த ஏழரை சனி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருங்க இந்த கார்ட்லையும் தரம் பார்த்துருங்க அப்போ அதே மாதிரி சனி பகவான் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அமைவதற்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் தான் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்றாரு அப்போ இந்த தசாபுத்தி காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மனிதனோட லைஃப்ல நூத்தி இருபது ஆண்டுகளாக பிரிக்கிறாங்க அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மிஞ்சி போச்சுன்னா ஒரு நூத்தி இருபது ஆண்டு தாண்டி அவனால இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கிரகத்துக்கும் அதாவது மொத்தம் ஒன்பது கிரகத்துக்கும் பல வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ for an example for an example இல்லை நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டே தரேன் பாருங்க எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த தசாபுத்தி காலங்கள் எவ்வளோ வருடங்கள் அப்படின்றது ஒரு கணக்கு தரேன் பாருங்க இப்போ சூரிய தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆறு வருடம் அதுக்கப்புறம் சூரிய திசைக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய திசை என்பது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை சந்திர திசை வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருடம் அப்புறம் சந்திர திசைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் திசை வந்து ஏழு வருடம் செவ்வாய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை ராகு திசை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருடம் ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை குரு திசை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் அப்புறம் குரு திசைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருடம் அதுக்கப்புறம் புதன் திசை புதன் திசை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்புறம் புதன் திசைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது திசை ஏழு வருடம் அதுக்கப்புறம் சுக்கர திசை இருபது வருடம் இப்போ இந்த நூத்தி இருபது காலங்க நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த மொத்தம் ஒரு ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுல சனி திசைக்கு தான் வந்து பாருங்க பத்தொன்பது வருஷம் அப்போ ஒரு மனிதனோட ஆயுட்காலத்துல ஒரு கால் நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய திசை என்பது அந்த சனி பகவான் அப்போ ஒரு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் மெயினா குறிக்கக்கூடியது இந்த சனி பகவான் தான் அப்ப இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னா கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கர்மாவுக்கு அவர் தான் வந்து முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதுக்கு எதுவும் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னா ஜோதிட சாஸ்திரத்துல இதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் புரியும் பாருங்க அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகராசி விருச்சக ராசி மீன ராசி இது மூணுமே வந்து மோட்ச ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மோட்ச ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம் இருக்கும் இப்ப கடகராசியில வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்கும் விருச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி மீன ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் இப்ப இந்த மூணு ராசியுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்ச ராசி இந்த மூணு ராசியிலுமே சனி பகவானோட நட்சத்திரம் இருக்கு அப்ப இந்த மூணு ராசியுமே வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்தை சேர்ந்த ராசி அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு காற்று நெருப்பு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீர் தத்துவத்தை சார்ந்தது இந்த மூணு ராசிகள் அப்போ இந்த ஒருத்தர் இறந்தாலோ அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்க போனாலும் எந்த மாதிரி இடங்கள்ல போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நீர் சார்ந்த இடங்கள்ல தான் கொடுப்போம் அந்த ஆற்று பகுதி அந்த குளம் சார்ந்த பகுதிகளில் ஏரி பகுதிகள் அந்த மாதிரி தான் கொடுப்போம் ஏன்னா அது நீர் தத்துவம் அப்படின்றதுனால அப்போ ஒரு மனிதனுக்கு மோட்சம் அப்படின்னாலே அந்த நீர் நிலை சார்ந்த இடங்கள்ல தான் போய் நம்ம அந்த திதி கொடுப்போம் அப்போ அந்த சனி பகவானோட நட்சத்திரம் நிற்கக்கூடிய இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம் தான் அப்போ அது கடகம் விருச்சகம் மீனம் அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னாலும் அது ரேவதி அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது வரும் அப்போ பிறந்த ராசி பிறந்த ஒரு ஜாதகம் அப்படின்னா லக்னத்துல இருந்து நம்ம ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணி வருவோம் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ ராசி ஒன்னா எண்ணி மீன ராசியை வந்து பனிரெண்டாம் முடிப்போம் அப்போ பனிரெண்டாம் ராசி இதுதான் காலபுருஷ தத்துவம் அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு பனிரெண்டாம் ராசி என்பது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி அதுலதான் ரேவதி நட்சத்திரம் இருக்கு அப்ப அந்த ரேவதி நட்சத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசியில வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இந்த கேது பகவான் மூலத்திரிகோணம் ஆகும் வீடு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா மீனராசி அப்போ அந்த மூலத்திரிகோணம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இந்த மூலத்திரிகோணம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல அடையுதோ எந்தெந்த வீட்டில் அடையுதோ அந்த வீடுகள் வந்து இருநூறு சதவீதம் இயங்கும் எப்பயுமே அந்த கிரகத்தை சார்ந்து தான் இயங்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு மீன ராசி அந்த மீன ராசியில மூலத்திரிகோணமாகக்கூடிய கேது பகவான் அப்ப அந்த கேது பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா கேது பகவான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம் அதே மாதிரி அப்ப அந்த கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்து அதே இடத்துலயே வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் அப்போ இந்த ஜாதகப்படி மோட்சமும் கர்மாவும் எந்த அளவுக்கு இயங்குது அப்படின்றத நீங்களே பாருங்க இதுதான் இதுக்கு ஜாதகத்துல சான்று அப்ப நல்லா பாருங்க இப்ப சனி பகவானும் கேது பகவானும் தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பங்கு வகிக்கிற இரண்டு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் அப்போ ஒரு மனிதன் நல்லபடியா வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும் அவனுக்கு தொழில் அமையணும் கர்மா எந்த லெவல்லையும் அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னா சில பரிகார முறைகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த கர்மா என்பது உங்களுக்கு கழிக்கப்படும் குறையும் அப்போ ஒரு மனிதன் வாங்கி வந்த கரும வினைகளை மொத்தத்தையும் அழிக்க முடியாது பட் அதோட வீரியத்தை கம்மி பண்ணிக்கலாம் எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காக காக்காய்க்கு அன்னமிடுதல் அப்போ அந்த காக்காய்க்கு அன்னமிடுதல்னா என்ன எதுக்கு காக்காயை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு வாகனம் அப்படின்றது இப்போ சனி பகவான் ஃபோட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட இந்த காகம் படம் போட்டிருக்கோம் அப்போ சனியோட வாகனம் எது அப்படின்னா காகம் அப்போ அந்த காகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு அதுக்கப்புறம் ஜிலேபி அதுக்கப்புறம் இடியாப்பம் இந்த மூன்று வகையான உணவும் நீங்கள் வைக்கணும் எதுக்கு இந்த மூணு வகையான உணவும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னே தெரியாது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும்னே தெரியாது எல்லாமே இந்த சிக்கல் இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஸோ இடியாப்பமும் அதே மாதிரி சிக்கலில் தான் இருக்கும் ஜாங்கிரியும் அதே மாதிரி சிக்கலில் தான் இருக்கும் முறுக்கும் அதே மாதிரி தான் சிக்கலில் இருக்கும் அப்போ இதை நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உடச்சி வைக்கக்கூடாது அப்படியே வைக்கணும் அப்போ அந்த காக்கா வந்து சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க வைக்கக்கூடிய அந்த முறுக்கு இடியாப்பத்தை என்ன பண்ணும் அப்படின்னா அதை கொத்தி சாப்பிடும்போது உங்களோட கருமாக்கள் அங்கு தீர்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு கருமாவும் இல்லாமல் இதற்கப்புறம் எதுவும் நீங்க பண்ணாம இருக்கக்கூடிய கருமாவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஈஸியா மோட்ச நிலையும் சரி முக்தி நிலையும் சரி ஈஸியா அடையலாம் ஸோ இதை கடைபிடிங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்